Oh no! Lifty, lifty, come here. Ay-yo! Good girl! Nice swimming! Bloody bugger. Good girl. Building strong base மட்டும் கொஞ்சம் வீக் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே வழிய அவங்கடி பீத்து சிரிக்கல Come on, try it. Come on, try it. Come on. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஆஹா நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் Are you done? சோனமுத்தா You're gonna ignore me? டேய் Okay. டேய் சோனமுத்தா Okay. போச்சா Fine. Your ass is really not going outside. Really? Good girl. What is that? I am speaking, no grass speaking. Sit down. Tienes que bien. Look at You mean best lad? Too much! Too much! Where's your paw? You are such a big boy now. Oh my god, look at you. Give respect! That respect! Okay! Wow. You look so good. Oh god! Let's see what you got there. A puppercine. ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு Speak. ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் is Augie's first puppuccino. Oh, yeah. Ah! What's up, Oh, gonna move in this Good boy. good. Shut up, unbelievable! and nonsense go out of our mouth. Good job. Hey, hey, hey, mister! You're gonna give him a kiss? அதிகாரி வர்றப்ப ஷலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு Good boy. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா You like your first cup? Oh, so tasty. என்னையும் அடக்கிட்டியே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா it's over. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல <laughs> You got it, though. Stand up man லோல்டு பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத <laughs> You wet now, silly? Stand up your mouth <laughs> ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் குட் மார்னிங் ஆபிசர்